hello gamers welcome back to channel நீங்கள் பார்க்குறது கேட்குறது த்ரீ இயர்ஸ் கேம் பிளே நான் அவங்க ட்ரிகு இப்போ எங்கே வந்திருக்கோம்னா யூரோப் சர்வர்லேருந்து வந்திருக்கோம் அப்படியே இந்த பக்கம் லக்கி ராயலாக உள்ளே போனால் அட கால கொடுமையே அப்படின்ற அளவுக்கு தான் கொடுத்துக்கிறான் ஒரு ஒரு ஸ்டோனுக்கு அவத்தாறு ரெண்டு ஸ்டோனுக்கு என்னது பேர் டெசர்ட் ஈகிள் ஸ்கின்னு அதுவும் மூணு ஸ்டோனுக்கு இந்த ஃபிஸ்ட் ஸ்கின் அதுவும் இந்த டெசர்ட் ஈகிள் ஸ்கின் இல்லைங்க பார்த்தீங்கன்னா என்ன single range single accuracy minus magazine என்னறாங்க உனக்கே நியாயமா இது நமக்கு பேடல் வீலில் விட்டது இவனுங்களுக்கு எங்கே விட்டுக்கிறானுங்க அதுவும் இது உள்ளே போய் பார்த்தீங்கன்னா எங்கே இது உள்ளே போய் பார்க்குறது இதோ வணக்கம் அது எங்கள் ஏரியாவில் ஃப்ரீயாக கொடுத்ததான் என்னடா இது டேடி குரலி வித்தியா போ இது இது லூட் பாக்ஸு நம்ம ஏரியாவுக்கு ஃப்ரீயாக கொடுத்தாங்கன்னு தான் நினைக்கிறேன் இதில் வந்து ஒன்றும் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை ஏதோ இந்த க்ளோவல் ஸ்கின் கொஞ்சம் நல்லா இருக்குது ஒரு ஆட்டோ ஸ்கின்னு ஒரு பாம் ஸ்கின்னு ஒரு ஸ்கேட் போர்டா அதே தான் பனிச்சரிவில் வெளியாடி கொடுக்க உங்களுக்கு ஸ்கேட் ஸ்கின்கள் கொடுக்கப்பட்டுள்ளது அப்படியே ரெண்டாவது வந்தால் இது இல்லை இது வந்தால் ஒரு என்ன மூஞ்செல்லாம் ஜொலிக்குது அப்படியே சும்மா எம்ஜிஆர் மாதிரி டக டகன்னு ஜொலிக்கிட்டு பாட்டுக்கோக்குள்ள கால கொடுமை என்னடா இது double damage single accuracy minus magazine minus range இது ஏய் இது இல்லா சிங்கிள் டேமேஜு மைனஸ்னா double rate of fire minus range சும்மா எம்ஜிஆர் மாதிரி டகா டகன்னு ஜொலிக்கிட்டுனா போட்டுக்கோங்களேன் அட கால கொடுமையே என்னங்க அப்படி ஜோக் காட்டுறியே போடாடி அடுத்து எம்டென் வேறு எம்டெனுக்கு வந்து ஒரு எம்டெனு ஒரு நாய்க்குட்டி இது வந்து இதுனா எங்கேருந்துடா சுட்டிங்க இதை யார் போட்டிருந்தா பச்சை குத்தினதாக தந்து ரோனாக்கு போட்டுக்கிறாங்க அதுவும் இவர் பச்சைலாம் எதுவும் கொத்தக்கூடாது அப்படின்னு ஒரு குறிக்கோ இது குறிக்கோட கராரு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட்டில் சொல்லிடுங்க ஏன்னா அவர் வந்து ப நான் டெய்லி ப்ளட்டு தானமாக கொடுக்குறதால இதெல்லாம் பச்சை கொடுத்தக்கூடாது அப்படின்னு ஒரு குறிக்கோளோடு இருக்கிறத சொல்லியிருக்காரு அப்படியே வந்தால் என்னடா இது ரெண்டு ப்ளூ பிரிண்ட்டு ரெண்டு ஸ்டோனு எப்படி சுத்தினாலும் பத்தில் அஞ்சில் ஒன்று விழுந்துடும் போல இல்லையா ஏழு அஞ்சு மூணு மூணு ஏழு ஸ்டோனு மூணு ப்ளூ பிரிண்ட்டு இது அஞ்சு ஸ்டோனு மூணு ப்ளூ பிரிண்ட் வந்துச்சா யாருக்கு தெரியும் என்னத்தான் நடக்குதுடா இங்கே ஓமை oh காலம் கொடுமே என்னத்த சொல்ல இவங்கள வச்சுக்குது டேய் இதெல்லாம் என்ன இருபத்தி நாலு மணி நேரம் இருக்குது சார்ஜ் பூஸ்டர் தான் இது க்ரோஸா அடே டே டே டே டே எங்கேருந்துட வந்துட்டீங்க நீங்கள்லாம் வேலை கட்டுறதுக்கு அப்படியே டைமிங் விட்டுக்கிறான் மத்தேனம்பாள் ஆ இந்த பண்டல் நம்மக்கிட்ட இல்லை அது வரைக்கும் தெரியும் ஆ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்தியன் சர்வர் எப்படி இருந்துச்சோ அதை அப்படியே இப்போ பார்க்குற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது அது மாதிரி தான் ஏன்னா இது இருக்கும் இது இருக்கும் இது இருக்கும் இந்த மாஸ்க் வரைக்கும் என்கிட்ட இருந்தே இருக்காது கோல்ட் ட்ராயில்ண்ணா டேய் என்னடா மம்மி தூக்கி உட்கார வச்சுக்கிறீங்களா கோல்டன் மம்மி பண்டல் என்னடா கேரக்டர்லாம் இருக்கு ஆனால் கால கொடுமையே ஓகே காய்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மேலும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய் காய்ஸ்